இன்றைக்கு பழனிசாமி தலைமையில் ஒரு பிராந்திய கட்சியாக தானே ஒரு வட்டார கட்சியாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் முடிவுகள் எடுக்கிற நிலவை இருக்குங்கிறது தெரியும் அதிமுக திருப்பி ஆட்சிக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் ரெட்டை இலை சின்னம் கூட கூட அவர் விரும்பாமல் நாங்கள் இதாக நிற்போன்னாரு அவங்க சைட்லேருந்து அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் திமுக ஜெயிக்கிட்டு அதுதான் உண்மை இப்போ திமுக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே பழனிசாமியின் சுயநலமும் அகங்காரமும் ஆணவமும் ஆட்சி அதிகாரம் இந்த திமிரு தாங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே திமுக தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசியிருந்தீங்க சார் அதில் ரொம்ப முக்கியமானது இந்த நீட் தேர்வு ரத்து வாக்குறுதி அதுக்கான ரகசியத்தை நேற்று அமைச்சர் உதயநிதி வெளியிட்டிருக்கிறாரு தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துறது அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் அவர் உதயநிதி தான் காமெடியன் மாதிரி படத்தில் தான் ஹீரோவாக நடிக்கிறார் அவர் அரசியல் சாய்பெல்லாம் காமெடியன் மாதிரி இருக்குது ஒரே கையெழுத்தில் அப்பா போடணும்னா சட்ட போராட்டம் நடத்தி முடியுது இவங்க ஆட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முடியாது ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சும்மா மக்களை ஏமாத்துறாங்க ஏன்னா உதயநிதிக்கு தெரியாமல் இருக்குமா என்ன மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும் அதுக்கு இவங்க விடுற ப்ரூடாக தான் தமிழை வச்சு ஏமாத்துறது தானே வார்த்தை ஜாலம் தானே திமுக எதிர்ப்பு கூட்டணினா அதுல வந்து பிஜேபி இருந்தா பிஜேபி கூட அமமுக சார் ஏன் காங்கிரஸே எது வரலாம்ல அதனால் இருங்க பார்ப்போம் ஏன் காங்கிரஸே கூட திமுக எது வெளில வரலாமே அதனால் இப்போ அவசரப்பட வேணாம் பிஜேபியாக இருக்கலாம் ஈவன் காங்கிரஸ் கூட வெளியில் வரலாம் இன்னும் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியாக கூட இருக்கலாம் காங்கிரஸ் இல்லாத கூட்டணியாக கூட இருக்கலாம் பா இதெல்லாம் இப்போ ஒன்றும் முடிவு செய்ய முடியாது திமுக வீழ்த்தணும் அதற்கே நாங்கள் தயாராக இருக்கிறோம் உண்மையான அம்மாவின் இயக்கம் என்பதை உணர்ந்தவர்கள் எங்களோடு வந்தாங்க நிறைய பேர் கூட ஊடக நண்பர்கள் இன்னும் அரசியல் நோக்கர்கள்லாம் கூட அந்த கட்சியை மீட்டெடுப்பேன்னு சொல்கிறாரு அம்மாவுடைய கட்சி ஆனால் புதுசாக கட்சி தொடங்கியிருக்காரு அதுக்கு காரணம் என்னங்கிறாங்க நீங்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்கு இன்னொரு இயக்கம் தொடங்கி தான் ஜனநாயக ரீதியாக வெற்றி பெற்று தான் மீட்டெடுக்கணுங்கிறது தான் சரியான முறை அதில் தான் நாங்கள் இருக்கோம் இன்னும் சில பேர் இது என்ன அம்மாவுடைய கட்சியில் இருந்தவர் அம்மா கூட இருந்தவர் இவர் வந்து புதிய கட்சி தொடங்கியிருக்காரு அது அம்மாவுடைய கட்சிக்கு எதிரானது இல்லையான்னு கேட்டாங்க புரட்சி தலைவர் நான் தயவுசெய்து புரட்சி தலைவரோட என்னை ஒப்பிட்டு சொல்கிறேன்னு யாரும் எடுத்துக்க வேணாம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு தொடர்ந்து ஆட்சியில் நீடிப்பதற்கு ஏன் திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராவதற்கு கூட காரணமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் படங்களில் அந்த அண்ணாவுடைய இயக்கத்தை திமுகவை எப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தினார்னு தெரியும் அதே புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அண்ணாவின் பாதையிலேருந்து விலகி தவறான பாதையில் செல்றதுனால தான் அது ஒரு அவர் ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய தீய சக்தின்னு சொல்லி தனி இயக்கம் கண்டார் அதே போல தான் அம்மாவின் மறைவுக்கு பிறகு எங்களால் முதல்வராகி எங்களால் அமைச்சர்களானவர்கள் அம்மா அவர்கள் மறைவினா புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மா முன்னெடுத்தும் அந்த இயக்கம் பிளவுபட்டது ஆட்சி போணுச்சு ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தியோடைய முயற்சியால் தான் அந்த இயக்கம் ஒன்றாக இருந்தது திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார் எல்லாருக்கும் தெரியும் திரும்பவும் எல்லோரும் சேர்ந்து எங்கள் சித்தி தான் முதலமைச்சர் ஆகணும் பொதுச்சர் ஆகணும்னு கோரிக்கை வைத்ததுனால வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டாங்கங்கிறது தான் உண்மை அது திரு பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும் அவர் விருப்பப்பட்டு தனது கடிதத்தை கொடுத்துவிட்டு அவர் சொன்ன மாதிரி பிற பிறருடைய தூண்டுதலினால தான் அவர் வந்து அன்றைக்கு தர்மபுரித்தம்லாம் தொடங்கினார் இன்றைக்கு அவரே தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்து எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறத ஒரே அணியாக செயல்படும் சொல்கிறார் அப்பொழுது திரு பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு தெரியும் அவர் அம்மாவின் பாதையிலிருந்து விலகி தவறான பாதையில் சென்ற காரணத்தினால்தான் வேறு வழி இல்லாமல் உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற நீங்கள் கேட்கலாம் பழனிசாமி தானே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அம்மாவை விட அதிகமாக எழுபது சீட்டு வாங்கியிருக்காருன்னு அதுக்கு நான் ரொம்ப நாளாக சிரிச்சுட்டே வெயிட் பண்ணேன் ஏன்னா அதே ஈரோடு மாவட்டத்தில் அம்மா வந்து ஜார்ஜேன்னு பிரிஞ்சிருந்தப்ப புதிய சின்னமான சேவல் சின்னத்தில் போட்டியிட்ட போது தமிழ்நாடு முழுவதும் இருபத்தெட்டு இடங்களில் வெற்றி பெற்றாங்க அதில் ஐந்து இடங்கள் ஈரோடு மாவட்டத்திலேருந்து தான் வெற்றி பெற்றாங்க அந்த தொகுதியிலே அந்த மாவட்டத்தில் இன்றைக்கு பழனிசாமி கம்பெனி எங்களுக்கு வலுவான பகுதி அது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எவ்வளவோ பகிரீத முயற்சி செய்தோம் நீதிமன்றமே உச்ச நீதிமன்றமே அவர்களுக்கு ரெட்டைலை சின்னத்தை கொடுத்தோம் திமுக ஆளுங்கட்சி திமுக இணையாக அங்கே களத்தில் எல்லா பொருளாதார செலவுகள் செய்தும் அவர்களால் அறுபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் திமுக வென்றிருக்கு காரணம் திமுகவுக்கு அறுபது மாதங்களில் வர வேண்டிய கெட்ட பெயர் மக்கள்கிட்ட வெறுப்பு இருபது மாதங்களே வந்த பிறகும் இவர்களால் அதை மெட்ரலைஸ் பண்ண முடியல இவங்க வந்து நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்லி அங்கே முன்னாள் அமைச்சர்கள்லாம் எப்படி ஆர்கே நகரில் வந்து அப்போ அமைச்சராக இருந்த ஒர்க் அது மாதிரி பண்ணியும் எல்லா வித முயற்சிகளும் செய்தும் பகிரத முயற்சி செய்தும் அவர்களால் அந்த மார்ஜினை குறைக்க முடியல நான் நினச்சேன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு முப்பதாயிரம் ஓட்டில் தான் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் அது மலைக்கும் மடுவுக்குமான நிலை கரணன் தப்புனா மரணம்னு டெபாசிட் கூட போயிருக்கும் போல இருக்குது அதிமுகவுக்கு இக்கா சொல்கிறேன்னா அம்மாவோடங்கிற மாபெரும் தலைவரோட இது மாதிரி திடீர்னு அவர்களை எல்லாம் ஏதோ ஒரு தேர்தலில் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அறுபத்தி அஞ்சு சீட்டு வாங்கினப்போ திமுக தொண்ணூத்தஞ்சு சீட்டு தான் வாங்கினுச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தான் அப்போ க திரு கருணாநிதி அவர்கள் அமைத்தார் மாபெரும் தலைவரோட போய் ஒப்பிடுறதே உண்மையாக வருத்தமாக இருந்துச்சு இன்றைக்கு இரட்டையிலை இருக்கின்ற காரணத்தினால்தான் அதிமுகங்கிற கட்சி அந்த பில்டிங் இருக்கிற காரணத்தினால தான் அம்மாவின் தொண்டர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கே தவறுகள் எல்லாமே தவறு என்பது தெரிந்து வேறு வழி இல்லாமல் இருப்பவர்கள் கூட இன்றைக்கு உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் இரட்டை இலை சின்னம் பழனிசாமிக்கே நிரந்தரமாக கொடுக்கப்பட்டாலும் அது பலவீனமடைந்து வருகிறது அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு எவ்வளவோ படபலம் ஆட்சி அதிகாரம் இருந்தும் அவரால் எவ்வளோதோ செலவு செய்தோம் அவர்களால் ஆட்சியை தான் காப்பாற்றி கொள்ள முடிஞ்சிச்சு மத்திய அரசு உதவியோட தவிர ஆட்சி இழந்திருக்கிறாங்க அதுதான் உண்மை இன்றும் காலம் அது பலவீனப்பட்டு பிறகுதான் அவர்கள் உணர்ந்து தான் திருந்துவார்களே தவிர அதுவரை நான்கு ஆண்டுகளிலே அவர்களுக்கு கிடைத்த பணபலத்தால் மோதி பார்ப்பார்கள் அவர்களே மலையோடு மோதி மண்டை உடைத்துக் கொள்வார்கள் திமுக என்கிற தீய சக்தியை அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரண்டு ஓரணினா ஒரே கட்சியான்னு கேட்பீங்க இல்லை கூட்டணியாகவோ ஓரணியில் கூட்டணியாக திரண்டு உறுதியாக திமுகவை வரும் காலத்தில் வீழ்த்துவோம் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்த ஆறாவது ஆண்டு தொடக்க நாள் உறுதிமொழி அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கெங்கே எத்தனையோ ரூபத்தில் இன்னைக்கு பிரிஞ்சு இருக்கிறவங்கெல்லாம் ஓரணியில் சேருவாங்கன்னு சொன்னாங்க உண்மையான தொண்டர்கள் எல்லாமே இன்னும் என் கூட தான் இருக்கிறாங்க ஒரு சில நிர்வாகிகள் வருவதும் போவதுமாக இருக்கிறாங்க சமீபத்தில் ஆமாம் அவங்க என்ன அது அவர்களுக்கு என்ன சொல்ல முடியும் சிலர் வந்து அரசியலுக்கே புதிதாக வந்து நமது இயக்கத்தில் தான் பதவியெல்லாம் கொடுத்துருந்தோம் ஏதோ சில அவர்கள் ஏதாவது ஒரு இன்னொரு கட்சிக்கு போகிறது ஆயிரம் காரணம் இருக்கலாம் ஏன்னா நம்மளோட ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்கள் எல்லாம் நம்ம குறையாக சொல்லக்கூடாது அவர்களுக்கு நல்ல பொறுப்பு கொடுத்து மரியாதை தான் வச்சுருந்தோம் அவர்கள் ஏதோ காரணங்களால் போகிறாங்க சொந்த காரணங்களால் தான் போயிருக்காங்க உடனே அந்த இடத்துல அவர்களை விட திறமையான சிறப்பான நிர்வாகிகள் உடனே நாங்கள் நியமிக்கிறோம் யாரோ ஒரு சிலர் தங்கள் சுய காரணங்களுக்காக செல்வதை நம்மால் ஒன்று செய்ய முடியாது ஏன்னா முதல் நாள் இரவு வரைக்கும் எங்கள் கூட இருந்துட்டு கால்புறம் திடீர்னு அந்த பதவி பதவி இல்லாமல் போனாங்க மரியாதை இப்போ இப்போ அவங்களுக்கு என்ன பெரிய மரியாதை கிடைத்திருமோன்னு எனக்கு தெரியாது இங்கு அவர்கள் நன்றாக இருந்தவர்கள் நம்ம விட்டு சென்று விட்டார்கள் அதனால் ஒன்றும் இந்த இயக்கம் அதனால் இன்றைக்கும் யாராரோ போனாங்க நீங்களாம் தூண்னு சொன்னீங்க தூண்லாம் போய் இப்போ இருக்கிற இடமே தெரியலாங்க இந்த இயக்கம் நீங்கள் கேட்டீங்க எத்தனையோ கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டு ஓராண்டு இராண்டுலே காணாமல் போயிடுது உங்கள் இயக்கம் எப்படி ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்குன்னா அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற தொண்டர்கள் தன்னலமற்ற எதையும் எதிர்பார்க்காத அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிற தொண்டர்கள் நாங்கள் எங்களது வழி நேர்மையான வழி நாங்கள் நிச்சயம் உறுதியாக வெற்றி பெறுவோம் தொண்டர்களுக்கு நீங்க வந்து ஆறாவது ஆண்டு தொடர்பு ஒரு மடல் எழுதிருந்தீங்க அந்த மடல்ல வந்து அதிமுக பலவீனப்பட்டு வருவதை பற்றி துளியும் கவலைப்படாமல் விரோக சக்தியின் கூட்டம் வழக்குகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள தீய சக்திகளுடன் சமரசம் அடைந்து விடுவது கண்கூடாக தெரியுது ஆமாம் தீய சக்தி யாரும் தீய சக்தி திமுக தானே இதுனா இதுனா இதுனா விடிய விடிய கதை கேட்டுட்டு கடைசியாக நம்ம ஃப்ரெண்டு வந்து ஆமாம் அதில் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து தேர்தல் அறிக்கையில் இதுவரை கேள்விப்படாதவர் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து வந்த உடனே ஆட்சி பொறுப்பு வருவோம் தனி நீதிமன்றம் அமைத்து இந்த ஊழல் அமைச்சர்கள் மேலெல்லாம் வழக்கு தொடர்ந்து எல்லாம் உள்ளார போவாங்கன்னாங்க இது வழக்குங்கிறது வந்து ஒரு பூச்சாண்டி மிரட்டல் நான் அதனால் இவர்களெல்லாம் எங்கள் பழைய பங்கெல்லாம் உள்ளார போகணுங்கிற சென்ஸில் சொல்லலை இவர்கள் மடியில் கணம் இருக்கிறதுனால எல்லாம் அந்த இன்னைக்கு எஃப்ஐஆர் ஸ்டேஜில் உள்ளதெல்லாம் சார்ஜ் ஷீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக சமரசம் செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ நீங்கள் திரு பன்னீர்செல்வத்தோட எடப்பாடி பழனிசாமி சண்டையிடுவதற்கு காரணம் என்ன கட்சியை பலப்படுத்தி தான் ஒரு யூனிட்டுக்கு தலைவராக இருந்துக்கிட்டு இப்போ அம்மாவுடைய இயக்கம் தலைவர் இயக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருந்த இயக்கம் இன்றைக்கு பழனிசாமி தலைமையில் ஒரு பிராந்திய கட்சியாக தானே ஒரு வட்டார கட்சியாக இன்னும் சொல்லப்போனால் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் முடிவுகள் எடுக்கிற நிலைமை இருக்குங்கிறது தெரியும் அதுதான் உண்மை எதார்த்தம் அது காரணமே திமுகவை எங்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்க அண்ணா திமுக திருப்பி ஆட்சிக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் ரெட்டை இலை சின்னம் கூட கூட அவர் விரும்பாமல் நாங்கள் இதாக நிற்போன்னார் அவங்க சைட்லேருந்து அப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் திமுக ஜெயிக்கிட்டு இருந்தேன் அதுதான் உண்மை இப்போ திமுக இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே பழனிசாமியின் சுயநலமும் அகங்காரமும் ஆணவமும் ஆட்சி அதிகாரம் இந்த திமுரு தாங்கிறது எல்லாருக்கும் தெரியுமே இவர் தானே டாரிங்க சொன்னார் மாநில அரசு ஒரு இது சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் தானே மத்திய அரசு அதில் தலையிடும் நீங்கள் பல கேஸுகளில் பாருங்கள் EDO e DVSC cases base பண்ணி தான் அவங்க வந்து தலையிடுறாங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் நடந்த முறைகேடுகளில் எல்லாம் இவங்க எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துட்டோம் ஆதாரங்கள்லாம் தட்டிட்டோம் கேஸ் போட்டு இவங்களெல்லாம் உள்ளார தள்ளுவோன்னு சொன்னது சொல்லி அது ஒரு மிரட்டல் தான் அரசியல் ரீதியான மிரட்டல் திரு ஸ்டாலின் விட்டுருக்காரு காரணம் இவங்க பலவீனமாக இருந்தால் தான் நாங்கள் இப்போ இவ்வளோ கெட்ட பேர் வந்துட்டு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியல இருந்தும் அவங்க வந்து ஈரோட்டில் வந்து என்ன அவங்க வந்து பொருளாதார ரீதியாக செலவு செய்தாலும் ஜெயிக்க முடியுதுன்னா அது காரணம் இவங்க பலவீனமாக இருந்தது தானே இவர்கள் பன்னீர்செல்வத்தை ஒதுக்கி அந்த கட்சியுமே பலவுபடுத்தி எல்லாரையும் வந்து அவங்க தனியாக தான் தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டதுனால தான் இன்றைக்கி வீக்காக இருக்காங்க அதான் உண்மை அதான் சொல்கிற ரெட்டையிலே பலவீனப்பட்டுக்கிட்டே வருது அந்த இயக்கம் செயலற்று போகின்ற நிலையம் வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறேன் இருபது மாதங்கள் இல்லாத ஒரு கிட்ட பேர் வந்து திமுக சந்திச்சு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை எல்லாமே தற்போது ஓரளவு நடக்காது தொடங்கிவிட்டது நீங்கள் வந்து ஓரணியில் அவங்களை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்க இது வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தற்போது வரைக்கும் அவங்க கூட்டணியோட தான் எல்லாத்தையும் போயிட்டு இருக்காங்க ஆமாம் நீங்கள் எப்படி ஓரணியில் திரளணும் திரளணும் அப்படின்னா பாஜக தலைமையில் நான் அப்படிலாம் சொல்லலை அம் நான் கிளியராக சொன்னேன் திமுக வந்து கூட்டணி பலத்தால் தான் முன்னையும் ஜெயிச்சிச்சு இன்னொன்று பழனிசாமியின் தவறுகளால் அவருடைய ஆணவ போக்கால் தான் தான் பெரிய தலைவர்னு அம்மா மாதிரி நினச்சிட்டு செயல்படுறதுனால ஒரு இல்யூஷன்னால தான் அவர் செயல்பட்டதுனால தான் திமுக ஜெயிச்சிச்சு இன்றைக்கு திமுக வந்து மக்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாதித்த சம்பாதித்தாலும் பழனிசாமி செய்கிற தவறுகள்லாம் அவர்கள் பலமாக தெரிகிறாங்க அவங்க என்ன தான் கூட்டணி இருந்தாலும் திமுக பாராளுமன்ற தேர்தலையும் வருங்காலத்தில் தேர்தல்களில் வீர்த்தப்படுவோம் வீழ்த்தலாம் அதற்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் சேர்ந்து செயல்படுறப்ப அதை வீழ்த்த முடியும் அது நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உதயநிதி காமெடியன் மாதிரி படத்தில் தான் ஹீரோ நடிக்கிறார் அவர் அரசியல் சேப்பெல்லாம் காமெடியன் மாதிரி இருக்கு அவர் என்ன சொன்னார் தேர்தல் நேரத்தில் போய் ஓட்டு கேட்குறப்ப எல்லாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு போய் நகையெல்லாம் அடவு வைங்க நாங்கள் வந்தவொடனே ஒரே கையெழுத்தில் எல்லார் நகையும் திரும்பி வந்துடுனாரு ஏமாற்றிட்டாங்க அது மாதிரி நீட் தேர்வு ஒரே கையெழுத்தில் எங்கள் அப்பா போட்டுவார் அந்த ரகசியத்தை அப்புறம் சொல்கிறேன்னாரு ஒரே கையெழுத்தில் அப்பா போட்டுனா சட்ட போராட்டம் நடத்தி முடியுது இவங்க ஆட்சி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முடியாது ஏன்னா அது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சும்மா மக்களை ஏமாத்துறாங்க ஏன்னா உதயநிதிக்கு தெரியாமல் இருக்குமா என்ன அது வந்து மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் அது சம்மந்தம் தமிழ்நாட்டுக்கு விளக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தை முதல் முயற்சி செய்து பாராளுமன்றம் மூலம் தான் நிறைவேற்ற முடியும்னு நினைக்கிறேன் இது இவங்க என்ன கிழிச்சிட முடியும் இவங்க முப்பத்தி ஏழு எம்பி முப்பத்தெட்டு நாற்பது எம்பி இருந்தாலும் இவங்களால் போய் நீச்சிட முடியுமா அதெல்லாம் முடியாது சும்மா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வரணும் அதுக்கு இவங்க விடுற ப்ரூடாக தான் தமிழை வச்சு ஏமாத்துறது தானே வார்த்தை ஜாலம் தானே வேற ஒன்றும் இல்லை சார் சமீபத்தில் சிவகங்கை சுற்றுப்பயணம் போன எடப்பாடி பழனிசாமி கடுமையான எதிர்ப்பு அவர் சி சிவகங்கைக்கு போனதே எனக்கு தெரியாது நானே எங்கள் ராஜேஸ்வரர் வந்திருக்காரு இன்றைக்கி அவர் எங்கள் கட்சியுடைய நிர்வாகி சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர் நான் ரெண்டு மாதங்களுக்கு முன்பு அங்கே குன்றத்தூரில் குன்றக்குடியில் கொடியேற்ற போகிறப்ப வந்திருந்தார் அவர் திரும்ப ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்தார் நான் மாவட்ட செயலாளர்கிட்ட விசாரித்தேன் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவர் வந்து அந்த ஃப்ளைட்டில் வந்தவர் அவரை பார்த்ததும் துரோகத்தை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ செயல்பட்டிருக்கார் அதே இடத்துல இருந்தவர் பழனிசாமி இடத்துல ஒரு நல்ல மனிதராக இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க அதை விட்டுட்டு அந்த பிஎஸ்ஓ வந்து பாதுகாப்பு அதிகாரி அடியால் மாதிரி போய் கேமராவை பிடிஞ்சி அடித்து இப்போ நாங்களே எங்கேயும் போகிறோம் நீங்கள் வந்து எடுப்பீங்க வேணான்னு சொல்லுவோம் இல்லைன்னா போய்டுவோம் அதுக்காக கேமராவை பிடிச்சி அடித்து அது பண்ணுறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல் அவருக்கு ஆதரவாக சில பேர் சொல்கிறாங்க ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் அவர் மேலே வந்து திருட்டு வழக்கு போட்டிருக்காங்கன்னு திருடுனா திருட்டு வழக்கு தானே போடுவாங்க இப்போ வேணாம் இதில் முதலமைச்சர் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம்னு இவங்களுக்குலாம் தெரியாதா நீங்கள் அந்த ஃபோனில் என்ன அவர் உங்களை லைவாக எடுத்திருக்காரு அதை நீங்கள் பிடிக்க என்ன பண்ண முடியாதா லைவில் போயிட்டு போவோம் திமுரு அதாவது இன்றைக்கு பழனிசாமி மேலே திமுக விரும்பிச்சோ இல்லையோ அவர் மேலே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடுறது காரணம் அமமுக நிர்வாகி வெளிநாடு வாழ் தமிழர் நல பிரிவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவர் அவர் நல்ல குடும்பத்தில் பிறந்த சில பேர் அவர் கிரிமினல் குடிகாரர்கள்லாம் சில பேர் பேசுகிறாங்க அவங்க தான் நிதானம் இல்லாமல் பேசுகிறாங்க வக்கீல் கோட்டை போட்டால் எதை வேணாலும் பேசலாம்ல அவர் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து நன்றாக படித்து சிங்கப்பூரில் ஒரு நிறுவனத்தில் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க தம்பி சூப்பர்வைசராக இருக்கார் இப்போ லீவுக்கு வந்து பத்தொம்பதாம் தேதி அவர் போகணும் நான் அவரை கூட கேட்டார் ஏன் தம்பி நீங்கள் போய் அதை சாக்கடையில் போய் கல்ல இருந்தீங்கன்னு தான் கேட்டேன் நீ ஃபோனில் கேட்டால் அவர் அழைச்சிட்டு வந்ததும் பாண்டிகிட்ட ஃபோன் போட்டு யார் ராஜேஸ்வரன் கேட்டால் அவர் சொன்னார் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அங்கே போய் கொடியேற்றுற நிகழ்ச்சி அவர் ஏற்பாடு பண்ணார் அங்கே வந்திருந்தார் அவரை வந்து யாரோ இன்னும் சமூக விரோதியாக குடிகாரராக அதெல்லாம் ரொம்ப நிதானமாக இருந்தார் அதே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணார் ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டு தீவிரவாதினா அந்த ஃப்ளைட்டில் ஏற்றிருப்பாங்களா சும்மா உளர்றாங்க அதாவது நம்ம அண்ணெல்லாம் ஆடிட்டாங்க இது யதார்த்தமாக நடந்தது இது ஒன்று சாதாரணமாக நடந்ததுக்கே இப்படி ஆடி போயிட்டாங்களே இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ தேவர் நினைவு நாள் அன்றைக்கி வந்திருக்க வேண்டியது தானே தேவர் ஜெயந்தி அன்றைக்கி ஒரு பெரிய பெரிய மாறுதல் வந்திருக்க வேண்டியது ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரா இல்லையா சும்மா பேசுகிறாங்க அவங்க கட்சியிலே தானே எல்லாம் நடக்கும் ஏன்னா அது புரட்சி தலைவர் அதிமுகவை ஆரம்பித்ததே துரோகத்தை எதிர்த்து இன்றைக்கி துரோகத்தின் மூலமே அதில் ஒருத்தர் தலைமை பதவிக்கு வந்திருக்கிறது எப்படி அவருடைய ஆத்மாவோ அம்மாவுடைய ஆத்மாவோ ஏற்றுக்கும் அதனால் அவருக்கு துரோகத்துக்கான பதிலை அவர் சொல்லி தான் ஆகணும் நியூட்டன் லாபடி எந்த ஒரு எண்ணிக்கையும் இணையான எதிர்வினை இருக்குது அதை அறிவிக்கிற காலம் வந்து விட்டது அதுக்கு பை சொல்லி ஆகணும் பணம்லாம் பணம் மூட்டையெல்லாம் ஒரு காலத்துக்கு தான் தடுக்க முடியும் எல்லாம் அங்கே உள்ள இப்போ அவர் வசப்படுத்தி வைத்திருப்பவர்களே அவர் மீது வீசுகிற காலம் வரும் அதான் இப்போ போஸ்டர் அடிக்கிற அடுத்த இடம் அடுத்த கட்டம் தெரியும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய இருக்கும் அது உங்களை முன்னிறுத்தி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேரணும்னு சொல்றீங்களா உங்களை முன்னிறுத்தி இருப்பாங்களா நான் வந்து என்னை முன்னிறுத்தணும் அவரை முன்னிறுத்தினா சொல்லலை திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்துவதற்கு அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களாக தங்களை உணர்ந்து கொள்பவர்கள் உணர்பவர்கள் ஏற்றுக்கொள்பவர்கள் ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்த அதே மனநிலை உள்ள கட்சிகளுடன் இணைந்து ஜனநாயக ரீதியாக எதிர்கொண்டால் வெற்றி பெற முடியும் தான் சொன்னேன் இல்லைங்க அது மாத்திரம் இல்லை பிரதமர் வேட்பாளருங்கிறப்ப ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவரை பிரதம வேட்பாளராக இருக்கிற அணியில் அந்த அணியில் இருந்து போரிட முடியும் ஜனநாயக போர் நடத்தினா தான் திமுகவை வீழ்த்த முடியும் அதுதான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை இதில் யார் தலைமை என்னங்கிறதெல்லாம் அது அந்த நேரத்தில் ஏற்றுக்கோ சில பேர் மாதிரி நான் தான் அப்படின்னு சாவு வீட்டிலேயே நான் தான் புடமாக இருப்பேன் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாக இருக்கேன்னு சொல்கிறேன் ஆணவம் பிடிச்சலாம் கிடையாது எதை எதாவது எது தேவை திமுக வீழ்த்துறதுக்கு எதை தீவை தேவையோ அதை செய்வதற்கு நான் தயாராக ஓபிஎஸ் அவங்க அம்மா தவறு அன்னைக்கு அவர்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன் அதான தவிர மற்றபடி அரசியல் ரீதியாக நாங்கள் எதுவும் பேசலை தேவை ஏற்படுறப்போ சந்திப்பதில் என்ன பிரச்சனை இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிறதுல ஒன்றும் எந்தவித தயக்கமும் இல்லை அதனால் ஒன்றும் தப்பும் இல்லை உங்களுக்குலாம் தெரிஞ்சே நாங்கள் ஓப்பனாக சந்திப்போம் இன்னொன்று வந்து அவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஓர் அடியில் திரளுங்கிற கருத்தில் அவரும் ஒருத்த ஒத்து போகிறதுனால நான் அவருடைய கருத்தை வரவேற்கிற அன்றைக்கி சொன்னேன் அது சார்பாக அவர் பேச முன்னே வர்றப்ப நானும் அதுக்கு தயாராக இருக்கேன் அது ரெண்டாயிரத்தி பதினேழு தானே அப்போ இருந்த சூழ்நிலை அது வேற இது வந்து வேற அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் ரகசியமாக சந்திக்கிற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்தது இப்போ அது மாதிரி இல்லை திமுக எதிர்ப்பு ஏன் காங்கிரஸே எது வரலாம்ல அதனால் பொறுத்துருங்க பார்ப்போம் இங்கே காங்கிரஸே கூட திமுக எது வெளில வரலாமே அதனால் இப்போ அவசரப்பட வேணாம் பிஜேபியாக இருக்கலாம் ஈவன் காங்கிரஸ் கூட வெளியில் வரலாம் இன்னும் பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியாக கூட இருக்கலாம் காங்கிரஸ் இல்லாத கூட்டணியாக கூட இருக்கலாம் பா இதெல்லாம் இப்போ ஒன்றும் முடிவு செய்ய முடியாது திமுக வீழ்த்தணும் அதற்கே நாங்கள் தயாராக இருக்கிறோம்